ஐயோ ஐயோ Bloody bugger. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க பத்து பைசா கிட்ட போடா If you're happy and you know it, do a spin. நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறா ஆரம்பிச்சிருவீங்க know it and you really want to show it if you're happy and you know it do a spin dangerous பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண கெட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கெட் பண்றான் கெட்ட பண்ணலாம் மூஞ்சி மோரையும் பண்ணு மூஞ்சி மோரையும் பண்ணி பண்ணலாம் I am speaking, no class speaking. Sit என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க <laughs> ஒரே கூத்தா இருக்கும் அம்மா no, no, no, no. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில Give respect, take respect, okay? Ding ding ding ding, jump jump, ding ding go, ding ding ding ding ding jump, jump jump. எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ என்ன என்ன ஃபீலிங்கு டார்ச்சர் பண்ற ராஸ்கல் நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா அப்ப Hey! You, you, you! I pull up the idiot up the pull up the ass! Ass! Ass! Ass! Ay, ay, ay. Shut up and believe your nonsense goes to your mouth! முத்தா சோழ முத்தா போச்சா தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா